வீடியோவில் வந்து உங்களோட குரூப் லிங்க்கை யூஸ் பண்ணி வந்து நம்ம ப்ரமோஷன் பண்ணுறோம் யூடியூப்பில் வீடியோ வந்து ப்ரமோஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து ஒரு சூப்பரான கண்டென்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்படின்னா இந்த வீடியோ கீழே கிள பட்டனும் பக்கத்தில் பெல் பட்டன் லால் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போகிற ஒவ்வொரு புத்தம்பது வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகேங்களா இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலில் ப்ரொமோஷன் பண்ணுறீங்க அப்படின்னா வீடியோஸ் மட்டும் ப்ரொமோஷன் பண்ண மாட்டோம் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூகுளில் வந்து உங்களோட சர்ச்சிங்கில் கூகுளில் வந்து உங்களோட லிங்க்கை வந்து பப்ளிஷ் ஆகிறக்கான பப்ளிஷ் ஆகிற பப்ளிஷ் ஆகிறக்காண்டி வந்து பிளாகர் மூலமாக வந்து நம்ம மூவ் பண்ணுறோம் வெப்சைட்டுன்னு கூட சொல்லலாம் அந்தளவுக்கு லுக்கான பிளாகர் மூலமாக வந்து நம்ம லுக் மூவ் பண்ணுறோம் அதாவது உங்களோட நீங்கள் வந்து நம்ம சேனலில் ப்ரொமோஷன் பண்ணுறீங்க வீடியோ ப்ரொமோஷன் உங்களோட வாட்ஸ்அப் குரூப்போ இல்லை எக்ஸாம்பிளுக்கு டெலகிராம் குரூப்போ வந்து ப்ரமோஷன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து யூடியூப்பில் வீடியோ போட்டால் மட்டும் ரீச் ஆகிடாது அதை தாண்டி வந்து நிறையா விஷயத்த வந்து நம்ம சேனலில் வந்து பண்ணுறோம் இப்போ நீங்கள் வந்து ஒரு டெலகிராம் குரூப்பை நம்மள்ட்ட கொடுத்து பப்ளிக் பண்ண சொன்னீங்க இந்த மாதிரி வீடியோ வீடியோ போட சொல்கிறீங்க அப்படின்னா வீடியோ பப்ளிக் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பிளாகர் பிளாகர் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பிளாகர் வந்து கொடுத்துருக்கோம் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா வெப்சைட் அப்படின்றது வந்து குரூப் லிங்க்குக்கான பிளாகர் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா WhatsApp group Telegram group and channel Facebook group and page YouTube channel link இந்த நாளையும் வந்து ப்ரமோஷன் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ டெக் அப்படின்னு போட்டது வந்து டெக் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் சாஃப்ட்வேர் அண்ட் அப்ளிகேஷன் இதுக்காக வந்து நம்ம ப்ரொமோஷன் பண்ணுறோம் வெப்சைட்டாக அதில் ப்ரமோஷன் பண்ணிட்டுருக்கோம் இந்த மாதிரி ரெண்டு பிளாக் வச்சுருக்கோம் ஸோ அதில் வந்து உங்களோட சேனல்ஸை வந்து சாரி உங்களோட குரூப்பை வந்து நம்ம பப்ளிக் பண்ணுறோம் அதன் மூலமாக வந்து கூகுள் சர்ச்சிங்கில் வந்து உங்களோட குரூப் வந்து கொஞ்சம் மெம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து அதிகப்படியான சான்சஸ் இருக்குது ஏன்னா மோஸ்ட்லி வந்து சர்ச்சிங்ஸில் தான் வந்து நம்மளுக்கு பிளாகர் நம்ம சேனலோட வியூஸ் வீடியோஸோட வியூஸோட பிளாகரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வியூஸ் வந்து அதிகமாகவே வரும் ஏன்னா வந்து அது வந்து ஒரு சர்ச்சு சர்ச்சிங் பேஜில் வந்து கிடைக்கிறனால அதிகப்படியான மெம்பர்ஸ் வந்து அதை விசிட் பண்ணுறாங்க ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஷேர் சேட் ஷேர் சேட் வந்து ஓப்பன் பண்ணலாம் ஷேர் ஷேர் சேட் உங்களுக்கு தெரிஞ்ச தெரிஞ்ச விஷயம் தான் ஷேர் சேட் அப்படின்றது வந்து ஒரு அப்ளிகேஷன் அது வந்து ஃபேஸ்புக் மாதிரியே தான் இருக்கும் சேட்டிங் ஆப் தமிழ்நாடு இந்தியாவில் இந்தியாவோட ட்ரெண்டிங் ஆப் கூட சொல்லலாம் நிறைய யூசர்ஸ் வந்து இதில் இருக்காங்க ஸோ நம்மளோட ஐடி வந்து ஆல்ரெடி ஷேர் கேட்லேயும் இருக்குது ஷேர் கேட்டில் வந்து நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம ஐடியை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ ஐடியோட நேம் காட்டுறேன் குரூப் லிங்க் அப்படின்னு செக் பண்ணுங்க அப்படின்னா நம்மளோட ஐடி வரும் ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஐடி ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இதுலேயும் வந்து உங்களோட வீடியோஸ் வந்து போடுறோம் ஸோ இதன் மூலமாக வந்து இது தனியாக க்ரோத் ஆகிறதுக்கு வந்து அதிகப்படியான சான்சஸ் இருக்குது அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப்போ இல்லை டெலகிராம் குரூப்போ கொடுக்குறீங்க அப்படின்னா நம்மளோட வெப்சைட் வெப்சைட்டில் வந்துட்டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா group link Tamilan dot blog post dot com அதான் ஐடி இதோட ஃபுல் டீடைல் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ இது கண்டிப்பாக வந்து படிக்க பாருங்கள் உங்களோட பிஸ்னஸை வந்து வெறும் யூடியூப்பில் வீடியோ போ போகிற வேலை மட்டும் ரீச் ஆகாது அண்ட் அதையும் அதையும் தாண்டி வந்து ஒரு சில விஷயத்த வந்து நம்ம சேனலில் வந்து பண்ணுறோம் ஸோ இப்போ வந்து நம்ம டெஸ்க்டாப் மோடு மாற்றிடலாம் ஏன்னா கொஞ்சம் லுக்காக இருக்கும் டெஸ்க்டாப் மோடு அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம பிளாகரை வந்து கிளிக் பண்ண அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு சில ஆட்ஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகும் ஸோ ஆடை வந்து கிளிக் பண்ணிடுங்க இதை வந்து பெருக்கல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளிப் ஆயிரும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக வந்து Telegram Telegram channel free promotion அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அதோட டீட்டெயிலாக வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதோட டீட்டெயில் லிங்க் எல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா டெலகிராம் சேனல் ப்ரொமோஷன் இந்த கிளிக்கர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடும் அதில் போய்ட்டு எப்படி வந்து ப்ரொமோஷன் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் இங்கே பாருங்கள் ஜூமிங் பண்ண முடியல ஸோ அதனால் தான் எனக்கு தெளிவாக காட்ட முடியல ஸோ நான் இப்போ உங்களுக்கு ஜூமிங் பண்ணி காட்டுறேன் இந்த ஆடு வந்து ஜூம் பண்ணி இதை வந்து க்ளோஸ் பண்ணுறேன் ஸோ இப்போ நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருக்கேன் டெலகிராம் க்ளிக் டெலகிராம் கிளிக் பண்ணிங்கன்னா அது கேட்டகரி வாரியாக உங்களுக்கு இருக்குது அதேமாதிரி ஃபேஸ்புக் குரூப் வந்து நம்ம பேஜோட கனெக்ட் பண்ணியிருக்கோம் யூடியூப் சேனல் லிங்கும் நம்ம பேஜோட கனெக்ட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் போட்ட இது வரைக்கும் நம்ம சேனலில் போட்ட வீடியோஸ் எல்லாமே வந்து இதில் தான் லிங்க் லிங்க் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அதனால் வந்து உங்களோட வீடியோஸ் வந்து கூகுள் சர்ச்சிங்கில் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இதோட விசிட் எவ்வளோ பேர் இது வரைக்கும் ஜாயின் பண்ணியிருக்காங்க மட்டும் பாருங்கள் சரி எது இருக்குது எவ்வளோ பேர் விசிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதில் காட்ட மாட்டேங்குது பிசியில் வந்து காட்டும் கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் பேர் பக்கம் வந்து இந்த பிளாக் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒன் மந்த்து ஜஸ்ட் ஒரு ஒன் மந்த்து தான் ஆச்சு அதுக்குள்ளே வந்து பதினஞ்சாயிரம் பேர் வந்து இந்த பிளாக் வந்து ரீச் ஆயிருக்கு ஏன்னா வந்து நம்ம இதில் வந்து கீவேர்டெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுறோம் ஸோ அதனால் வந்து கூகுளில் வந்து சர்ச்சிங்கில் வந்து ஈஸியாக கிடைக்கிது ஸோ அதேமாரி டெய்லியும் வந்து நம்ம போஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கும் வீடியோ அப்லோட் பண்ண பண்ணால் அதோட லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணி நம்ம வீடியோக்கு வந்து லிங்க் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் கூகுளில் ஸோ அதனால் வந்து சர்ச்சிங்கில் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் நம்மளோட பிளாகர் ஸோ நீங்களும் சர்ச் பண்ணி பார்க்கலாம் group link Tamilan dot blogspot dot com ரெண்டாவது வந்து tech trending link dot blogspot dot com இந்த ரெண்டு பிளாகையும் சர்ச் பண்ணி பாருங்கள் என்ன அதில் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து என்ன அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் வந்து நம்ம சேனலில் வந்து டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணலாம் உங்களோட பிஸ்னஸை வந்து வீடியோ ப்ரமோஷன் அண்டு பிளாகர் வெப்சைட்லேயும் வந்து ப்ரமோஷன் பண்ணுறோம் ஸோ அதன் மூலமாக தான் உங்களோட சேனல் அண்ட் பிஸ்னஸை வந்து க்ரோத் பண்ண முடியும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா அப்படின்னா இந்த வீடியோக்கு ரைட் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பார்ட் த்ரீ அப்படின்ற ஒரு வீடியோ வந்து போடுறேன் ஸோ ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஷெடியூலில் தான் நான் போடுவேன் ஃப்ரீயாக இருந்தால் அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ ஷெடியூல் போடுவேன் கண்டிப்பாக வந்து நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கணும்னு நினைக்கிறேன் பிடிக்கிறது அப்படின்னா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி உங்களோட WhatsApp